இந்த காணொலியை பார்க்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வணக்கம் என்னோட பெயர் பிரியதர்ஷினி இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா இன்றைய இளைஞர்களோட வாழ்க்கை வந்து லட்சத்தை நோக்கி போகுதா இல்லை லட்சியத்தை நோக்கி போகுதா அப்படிங்கிறல என்னோடய தலைப்பு வந்து லட்சங்க இதை பற்றி ஆரம்பத்தில் நான் யோசித்தப்ப லட்சியத்தான் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வந்து நான் கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்த்தேன் எனக்கு வந்து காந்தி ரொம்ப பிடிக்குங்க அவர் வந்து லட்சம் பெருசுன்னு நினச்சிருந்தா நமக்கு இப்போ விடுதலை கிடச்சிருக்காதுல்ல அவர் லட்சியம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சனால தான் நமக்கு கஷ்டப்பட்டு விடுதலை வாங்கி கொடுத்தாரு அதனால தான் இப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கோம் அவர் லட்சம் தான் முக்கியம்னு நினச்சினாலும் ஆங்கிலேயருக்கு துணை போயிருந்திருக்கலாம் அவர் லட்சத்தை சம்பாதிச்சிருப்பார் ஆனால் விடுதலை கிடச்சிருக்காது அவரில் லட்சியம் தான் முக்கியம் நினச்சனால தான் இப்போ நம்ம வந்து சுதந்திரமாக வாழ்ந்துருக்கோம் அதே போல் தான் டாக்டர் அம்பேத்கர் கூட அவர் வந்து லட்சம் பெருசு நினைத்தால சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிச்சிருந்துக்கலாம் ஆனால் அப்படி நினைக்கல அவர் லட்சியம் தான் முக்கியம்னு நினச்சனால தான் சட்டம் படித்து இப்போ வந்து அவர் நம்ம நாட்டுடைய சட்டத்தையே எழுதியிருக்காரு சம உரிமை சட்டத்தை எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்காரு அதை நினச்சி பார்த்தா நான் லத் லட்சியம் முக்கியம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இப்போ என்னோடய நிலமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினச்சப்ப நான் எனக்கு வந்து ஒரு பெரிய வழக்கறிஞரும் ஆசைங்க ஆனால் அதுக்கான லட்சம் என்கிட்ட இல்லை அதனால் என்னோடய லட்சியம் வந்து நிராசையாக ஆச்சு அப்புறமேட்டு ஓ இப்போ உங்கள்கிட்ட லட்சம் இருந்தால் உங்கள் லட்சியம் நிறைவேறும் உங்கள்கிட்ட லட்சம் இல்லையா உங்கள் லட்சியம் நிராசையாக தான் போகும் லட்சம் இருந்தால் அதை மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் உன் வாழ்க்கையில் நீ ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கணும் லட்சம் உன் கூட துணையாக இருக்கணும் அப்போ தான் அந்த வாழ்க்கையில் நீ அந்த ஒரு படியை எடுத்து வைக்க முடியும் லட்சம் இல்லையா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க இப்போ அதுதான் நிலைமை இந்த கொரோனா ஊரடங்கில் எங்கள் வீட்டில் சாப்பாட்டு கூட வழி இல்லை நான் வேலைக்கு போனேன் நானும் எங்கள் அம்மாவும் வேலைக்கு போனோம் ஏன்னா அப்பாவுக்கு வேலை எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அப்பாவுக்கு நாற்பத்தி ஏழு வயசுங்கிறாங்க உனக்கு இனிமேல் உங்களை உங்களை வேலைக்கு வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நானும் அம்மாவும் வேலைக்கு போய் காலையில் ஏழு டு ஏழு வரைக்கும் செஞ்சால் எங்களுக்கு அந்த இரநூறுபா சம்பளங்க அந்த இரநூறுபா சம்பளத்துக்காக வெயிலில் நாங்கள் மாங்கு மாங்குன்னு வேலை செய்யணும் அந்த இரநூறுபா கையில் வாங்கி பார்க்கும்போது ஒரு உணர்வு இருக்கும் பாருங்கள் அத்தனை உடம்பு வலியும் பா தப் அந்த உடம்பு வலியும் அந்த இரநூறுபா கையில் வாங்கும் போது மறைஞ்சிரும் அதனால் தான் நாங்கள் அந்த வேலைக்கே போனோம் வேறு வழி இல்லை சாப்பாட்டுக்கு கூட சளி இல்லை இன்னும் தங்கச்சி தம்பி இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போக முடியுமா இன்னொரு கொடுமை தெரியுமாங்க எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்தனால என் தங்கச்சி வேலைக்கு போகிறாள் எனக்கு கிளாஸ் இருக்கிற அன்றைக்கி அவள் வேலைக்கு போவாங்க இந்த நடுவில் இந்த கொரோனா ஊரடங்கில் இந்த காலேஜ் பிரச்சனை வேறு ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சரி காலேஜ் வேலை ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களே பொண்ணு படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே நகையும் அழகு வச்சுட்டு வந்து ஃபீஸ் கட்டலான்னு நின்னாரு அப்போ உடனே நான் சொன்னேன் அப்பா ஃபீஸ் கட்டுறதோட இப்போ எனக்கு ஃபோன் முக்கியம்ப்பா ஆன்லைன் கிளாஸ்க்கு ஃபோன் இல்லைப்பா அப்படின்னு சொன்னேன் அதனால் அப்பா வந்துட்டு என்ன பண்ணார்னா இப்போ பொண்ணுக்கு ஃபோன் வாங்கி தரணுமா இல்லை படித்ததுக்கு ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சார் இப்போதைக்கு பொண்ணு கேட்குறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையும் ஓன் வாங்கிட்டார் இப்போ ஃபீஸ் கட்ட வழி இல்லாமல் நிற்கிறாருங்க எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டம் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் நினச்சி பார்த்து இப்போ பொண்டாட்டியும் பிள்ளையும் மொதல் மொதல் இது வரைக்கும் இருபது வருஷமாக எங்கள் அம்மா வேலைக்கே வெளியே போனதில்லை வீட்லேயே தான் இருந்தாங்க இந்த கொரோனா ஊரடங்குங்கிறனால சாப்பாடு கூட வழிங்களால எங்கள் அம்மாவும் நானும் வெளியே போனாலும் எங்கள் அப்பாவுக்கு அது ஒரு மன கஷ்டம் அவர் அதை பற்றி நினச்சி நைட்டு தூங்குறதே இல்லை வெளியே அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு வேறு சொல்கிறார் நைட்டானா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா கூட எங்களுக்கு வந்து அந்த சம்பள நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுமா இருக்குது நாலு நாள் கழித்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனாங்க அது வரைக்கும் அப்பா வழி பொறுத்துட்டு தான் இருந்தார் அங்கே போனால் உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குது சரியா டென்ஷன் ஆகாதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நாங்கள் பண்ணுறது இந்த ஊரடங்கு இந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு நம்மக்கிட்ட லட்சம் இருந்தால் அப்பாவை நல்லா ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிருந்துருக்கலாம்ல சீக்கிரமாக பார்த்துருக்கலாம்ல நாலு நாள் காத்திருக்க தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்லி நினச்சேங்க இதே பொழுதும் என் வீட்டில் மட்டும் இல்லை இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை இந்த கொரோனா பிரச்சனையில் அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் போய் பாருங்கள் பண கஷ்டங்கிறது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ லட்சம் இருந்தால் அவங்க எல்லாம் நிம்மதியாக இருந்திருப்பாங்கல்ல லட்சம் இல்லாதனால தான் மன கஷ்டம் வருது நம் நம்மக்கிட்ட லட்சம் இல்லைன்னு கவலைப்படுறோம் ஆனால் பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுறாங்க அந்த லட்சத்தை எப்படிலாம் வெளி காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வீட்டில் லட்சம் இருக்கிறது நமக்கு தெரியணுமா அப்படி தான் ஒரு பெரிய பணக்காரர் நினச்சார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர் தன்னோட வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு பத்திரிக்கை அடித்தாராம் அவர் அடித்த ஒரு பத்திரிக்கையோட விலை ஒரு லட்ச ரூபா அப்போ எத்தனாயிரம் பத்திரிக்கை அவர் அடிச்சிருப்பார் எவ்வளோ லட்சத்தை செலவு பண்ணியிருப்பார் வெறும் பத்திரிக்கையாக ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்க வறுமை கோட்டு கீழே இருக்க ஒவ்வொரு அப்பாவும் நினச்சிருப்பார் அந்த டைமில் அந்த ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் என் பொண்ணோட கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிருப்பனே அவங்க வாழ்க்கையை கரை சேர்த்திருப்பேனே அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவும் நினச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து அந்த பெரிய பணக்காரங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கும் அவங்ககிட்ட இருக்க பணத்தை வெளிக்காட்டணும் அதுதான் பெருமையாக நான் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நம்ம அப்பாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் என் பொண்ணு கல்யாணத்தை நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இளைஞனும் அந்த லட்சம் இருந்தால் நான் படித்து முடிச்சிருக்கலாமே எனக்கு நான் பிடிச்ச விஷயத்த நான் படிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞனும் நினைப்பான் ஒவ்வொரு இளைஞனுக்கு இப்போ லட்சம் தான் முக்கியம் அதே அந்த பணக்காரர் வந்து இந்த மாதிரி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம் நம்மக்கிட்ட அத்தனை லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு வெறும் ஒரு நாலு பேர்த்தோட லட்சியத்தை நிறைவேற்றிருந்தாவே அவங்க கடைசி வரைக்கும் அவரை மறக்காமல் இருந்திருப்பாங்க இதுவே பெருசு தானுங்க ஒரு நாலு பேர்த்தோட லட்சியத்தை நிறைவேற்றிருந்தா அவங்க வாழ்நாள் முழுவதும் நம்மளை மறக்க மாட்டாங்க லட்சியத்தை நிறைவேற்றுங்க அந்த மாதிரி பல இளைஞர்களோட லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னா போது உங்களோட பேர் உலகம் ஃபுல்லாக பரவிடும் ஏன்னா அவன் இங்கே படிச்சுட்டு வேறு நாட்டுக்கு வெளியே போகலாம் அங்கே போய் சொல்லலாம் எங்கள் எங்கள் இவர் தான் என்னை படிக்க வச்சார் இவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருந்தார் இந்த மாதிரி ஏழைக்கு உதவி பண்ணார் அப்படின்னு சொல்லுவான் நான் இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் நீங்கள் சம் ஆயுசு முழுக்க சம்பாரித்த பணத்தை உங்களோட வச்சுக்க மாட்டேன் வாழ்நாள் முழு மட்டும்தான் அனுபவிக்க முடியுமே தவிர நீங்கள் இறந்த வாட்டி உங்களை வந்து வெறும் மண் போட்டு தான் புதைப்பாங்கங்க அந்த பணம் கட்டியோ இல்லை தங்க காசுகளையோ போட்டு உங்களை புதைக்க மாட்டாங்க அந்த மண்ணை தான் அவங்க மேலே போடுவாங்க இது புரிஞ்சுட்டு நீங்கள் வாழ்நாள்லேயே பல பேர்த்துக்கு உதவி பண்ணிங்கன்னா பல லட்ச பேருடைய மனசில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் இறந்த பின்னும் மண்ணை போட்டு புதைக்கும் போது அவங்க அந்த கண்ணீரோடு உங்களை புதைப்பாங்க அந்த கண்ணீர் உங்களுக்கு முக்கியம் அந்த மனசில் நீங்கள் நிற்கலாங்க அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கணும் லட்சம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு இளைஞரும் இருக்கலாம் இல்லை அதுதான் உண்மை இப்போ நடக்கிற நிலமையும் அதுதான் ஆனால் அந்த லட்சத்துக்காக என்றைக்கும் கெட்ட வழியில் போயிடாதீங்க நல்ல வழியில் போயிருங்க அப்படி கெட்ட வெளில போயிருந்தீங்கன்னா நிம்மதிக்காக நீங்கள் அலையணும் ம் அதுக்கப்புறம் கேட்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தலைப்பு கூட வைப்பாங்க பட்டிமன்றத்துக்கு இன்றைய இளைஞர்களுடைய பிரச்சனை வந்து நிம்மதி இருக்கா இல்லை நிம்மதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தலைப்பு கூட வைப்பாங்க அதனால் நேர் வெளியில் போய் லட்சத்தை சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வரையை இன்னோட முடிக்கிறேன் நன்றி I congratulate Gandhi World Foundation for this unique venture. Gandhi world ஃபவுண்டேஷனின் ஓர் எளிய முயற்சி வி சேஞ்ச் மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்